ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் திவ்யா பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கிட்ஸ்க்கான ஒரு ஒரு டென்டல் கேர் பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க எல்லா இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் வந்து கேவிட்டிஸ் ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க சாக்லேட்ஸு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி நிறையா எடுத்துக்கிறனால யூஸ்வலாக ஃப்ரண்ட்டில் இருக்க எல்லா டீத்தும் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் இருக்கும் நிறைய குழந்தைங்க இப்போ நாங்கள் டெய்லி பார்க்குறத பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஆறு ஸ்பெசிஃபிக்காக வந்து டிகேவாக இருக்கும் ஸோ அதை வந்து நாங்கள் ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் பாட்டிலில் கொடுக்கறது இல்லை ஃபீடிங் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அப்படியே நைட்டு தூங்கிடுறனால மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டீத் வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ அதை நம்ம வந்து ஏர்லியராக பார்த்து டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் இல்லைனா அவங்கள வந்து மேனேஜ் பண்ணுறதும் நம்மளுக்கு வந்து டென்டல் சேரில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஸோ பேரண்ட்ஸ் என்ன மெயினாக நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு பிளாக்காக யூஸ்வலாக தெரியும் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டென்டல் ஒரு கன்சல்டேஷன் கூட்டிகிட்டு போங்க எங்கே நியர்பையில் இருந்தாலும் சரி ஜஸ்ட் போனீங்க அப்படின்னா டாக்டர் டாக்டரே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா சின்னதாக இருக்கும்போது தான் நம்ம வந்து அது யூஸ்வலாக வந்து ஃபில்லிங்லாம் பண்ண முடியும் அது பெருசாகிடுச்சு அப்படின்னா நமக்கு ட்ரீட்மெண்ட்டுமே வந்து லைக் கொஞ்சம் பெருசாகும் ஸோ அதனால அதை ஏர்லியராக நம்ம பார்க்கணும் வீட்லேயே நீங்கள் என்னென்ன கேர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்து மோஸ்ட்டாக ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறது டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு பதில் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறது சின்ன வயசுலேருந்தே நல்ல ஒரு ப்ரஷிங் ஹேபிட்ஸ் நம்மளே சொல்லி கொடுக்குறது வாய் கொப்பளிக்க இருக்கிறது ரிப்பீட்டடா ஸோ இந்த மாதிரி ஒன்றை வந்து நீங்களே வீட்லயே வந்து அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணி சொல்லி கொடுக்கலாம் கைட் பண்ணி சொல்லி கொடுக்கலாம் நம்ம டென்டல்ல தான் கூட்டிட்டு போய் பண்ணணும் அப்படின்றத விட நீங்களே வீட்டில் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலும் நல்லா வந்து அவங்களுக்கு அவங்களே அந்த ஹைஜீனை நல்லா மெயின்டைன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அது ஒன்று பெரியவங்களுக்கும் யூஸ்வலாக அதே தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் ப்ரெஷ்ஷிங்கு நல்லா கார்டனிங் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி ஒரு கேர் வந்து பெரியவங்களுக்கும் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் ஏன் மெயினாக கிட்ஸ்க்கு சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அதை ஜஸ்ட் மில்க் டீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே just they taking for granted so அதை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றணும் லைக் மில்க் டீத்துன்றது சாதாரணமாக நம்ம பால் பல்லு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து விழுந்துரும் விழுந்துட்டு புது பல்லு முளைச்சிரும் அப்படின்ட்டு தான் விட்டுறாங்க ஸோ அது அப்படி கிடையாது அதனால வந்து குழந்தைங்களுக்கு ஸ்பீச் டிஃபிகல்டிஸ் மாஸ்டிகேஷன் அதாவது கடிக்கிற சாப்பிட்டு மெல்ற ப்ராப்ளம் இது எல்லாமே அவங்க வந்து யூஸ்வலா வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அது நிறைய பேரண்ட்ஸ்க்கு நம்ம தெரிய மாட்டேங்குது ஸோ அதை நம்ம வந்து புரிய வைக்கணும் அதனாலதான் மெயினா வந்து பல்ல வந்து சொத்தை அப்படின்னா உடனே எடுத்துடுறாங்க குழந்தைங்களுக்கு ஸோ அதை எடுக்கக்கூடாது ஏன்னா அந்த பிரைமரி டீத் கரெக்டான பொசிஷன்ல அது எந்த ஏஜ்ல விழணுமோ அப்ப விழுந்தாதான் பெர்மனன்ட் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டுக்கு யூஸ்வலா வந்து எரப்ட் ஆகும் ஸோ அதுக்கு தான் வந்து பிரைமரி டீத் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம் யூஸ்வலா இந்த ஏஜில் தான் அவங்க சாக்லேட்ஸ் அதெல்லாம் சாப்பிடுவாங்க ஸோ வந்து டோட்டலா அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுதான் பட் வந்து லைக் மாத்துங்க கொஞ்சம் இப்போ வந்து டேரி மில்க் இந்த மாதிரி ஸ்டிக்கியான ஐட்டம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கேண்டி மாதிரி நீங்க அப்படியே ஆல்டர்னேட்டிவா கொடுக்கலாம் ஏன்னா சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ல முடியாது இந்த ஏஜ்ல கண்டிப்பா அவங்க அதெல்லாம் எடுத்துப்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட் ஹாபிட்ஸை மாத்துங்க இல்ல சாப்பிடுறாங்க கேக் சாப்பிடுறாங்க ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்க ஒரு கேக் சாப்பிடுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வெறும் தண்ணியில வாயை வந்து நல்லா ரின்ஸ் பண்ண வச்சிருங்க அந்த மாதிரி இல்ல வெறும் டூத் பிரஷ் வச்சு பிரஷிங் பண்றது அந்த மாதிரி பண்ணலாம் மெயினா இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல கொஞ்சம் கொடுக்கறத அவாய்ட் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதில் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த ஹேபிட்ஸை நீங்க வந்து கொஞ்சம் யூஸ்வலா கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அதுவே வந்து ஒரு ஹேபிட்டா மாறி பெயின்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்தாதான் யூஸ்வலா வந்து டென்டிஸ்ட் கிட்ட வராங்க ஸோ கொஞ்சம் ஏர்லியரா பார்த்துட்டோம் அப்படின்னா பெயின் எப்போ வரும் அப்படின்னா அந்த டீத் வந்து ஒரு டீப்பான ஸ்டேஜுக்கு போயிடுச்சு எதர் ரூட் கெனால் இல்ல பல்ல எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போனாதான் வந்து பெயின்ன்ற ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு காமிக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதா நம்ம பார்க்கும் போதே லைட்டா சென்சிட்டிவிட்டி அந்த மாதிரி இருக்கும் போதே ஒரு டென்டிஸ்ட போய் பார்த்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளாக முடிஞ்சிடும் நமக்கு செலவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும் அதனால தான் பெரிய ட்ரீட்மெண்ட் போகி காஸ்ட் டென்டல் அதிகமாக இருக்குது அப்படின்றனால தான் நிறைய பேர் அந்த ஃபியர்லேயே வந்து போ டிலே பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் ஏர்லியராகவே ஒரு இயர்லி ஒன்ஸ் ஹெல்த் செக்அப் போகிற மாதிரி ஜஸ்ட் எல்லாரும் வந்து ஒரு டென்டல் செக்அப் போனோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சின்ன ஏஜ் அப்படின்னா வந்து கண்டிப்பா பேரண்ட்ஸ் தான் கைட் பண்ணி பிரஷ் பண்ண வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க ஜஸ்ட் பார்த்தாலே தெரியும் குழந்தைங்களுக்கு வந்து மில்க் டீத் பாத்தீங்கன்னா நல்ல ஒயிட்டா இருக்கும் ரொம்ப ஸ்மாலா தான் இருக்கும் ஸோ அதுல டிகே அப்படின்னும் போது நம்மளால கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ண முடியும் கிளியரா ஐடென்டிஃபை பண்ணலாம் நல்லா பிளாக்கா இருக்கும் இல்ல ப்ரௌனா இருக்கும் அது ஒண்ணுமே இல்லை நம்ம ஜஸ்ட் கிளியர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னாலே அது யூஸ்வலா போதும் ஆனா அது டீப்பா போச்சு அப்படின்னா தான் அந்த பெயின் வந்து வருது ஸோ வீட்டில் பேரண்ட்ஸ் சும்மா நம்ம குழந்தைகிட்ட பேசும்போது சிரிக்கும் போது வாய் திறந்து பார்த்தாலே கண்டிப்பா அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ரொம்ப டீப்பா இருக்குன்னா அது ஒண்ணும் கிளியராவே தெரியும் இல்ல ஒரு சில குழந்தைங்க வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா வலிக்காக பயந்துட்டு நம்மளுக்கு எங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க அந்த மாதிரியே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி சில சில்ட்ரன்ஸும் இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாம் புரிய வைக்கணும் இந்த மாதிரி கிடையாது அது வலிக்காது ஸோ அதை நம்ம லேரா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க தான் அவங்கள வந்து கூட்டிட்டு வரணும் டென்டிஸ்ட் கிட்ட ஏன்னா அவங்க வந்து நம்ம போனா நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க நம்ம டீத்தை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு பெயின் இருந்தாலும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது நீங்க கண்டுபிடிக்கலாம் ஈஸியா ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க மெல்ல முடியாது அவங்களால பெயின் இருக்கனால ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ்லயே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் இது யூஸ்வலா ஃபாலோ பண்ணாலே மோஸ்டா நம்ம வந்து கிட்ஸ்க்கான ஒரு டென்டல் கேரை கண்டிப்பாக நம்மளால எடுத்துக்க முடியும் மோஸ்டா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ